சளின்னா மூக்காடி ஓகே ஓகே ஓகே யூனி என்னடா எதுக்கு எடுத்தாலுமே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலே போய் செலவு பண்ணிகிட்ருக்கோம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பார்க்கலாம் எட்டி கூட பார்க்க சின்ன சின்ன விஷயத்துக்காச்சும் போகலாமேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி சளி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போனேன் போய் பார்த்தா அவங்க வந்து சீட் வாங்க சொன்னாங்க சீட் வாங்கி கொடுத்தேன் கொடுத்துட்டு சளியாக இருபலா அப்படின்னு கேட்டார் நான் சளின்னு சொன்னால் அவர் மட்டும் ஃபுல் டீட்லேயே ஒரு சீட் எழுதி இன்னொரு சீட் எழுதிட்டு இருக்காரு சார் மூணு மாதமாக இருக்குது சார் சளி அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கு அவர் சரி நீ பெ பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் பாரு என்னது ஆஸ்துமாவுக்கு ஸ்கேன் எடுத்து பாரு செக் பண்ணி பாரு இருக்கா அப்படின்ட்டு சொல்லிட்டாரு அதுக்கு முன்னாடி நான் உனக்கு கேட்குறேன் உங்ககிட்ட இருக்க சத்தஸ்கோப் எங்கே எதுக்கு சொல்கிறேன்னா இங்கே நோய் இருந்து சாகிறத விட இந்த நோயெலாம் உனக்கு இருக்குன்னு சொல்லி அதையே நினச்சி நினச்சி இன்னும் நோய் அதிகமாகி செத்தவங்க தான் அதிகம் ஓகேங்களா அதுக்காக தான் போட்டிருந்த சத்தஸ்கோப்பு எங்கே ஏன்னா ஒருத்தருக்கு எவ்வளோ சளி இருக்கு அது சளி இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியறது கூட அது தேவை ஓகேங்களா அவருடைய நிலமை அவருடைய பாடி கண்டிஷன் என்னன்னு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அதில் தெரியும் அதை வச்சு நீ பார்க்காம மற்ற எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துட்ருக்காரு எனக்கு புரியல அந்த இடத்த பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு எதுக்கோ அரிசி மாட்டியில் அரிசி போட்டு கணக்கு ஏறி பில்லு கொடுக்குற மாதிரி அவர் உட்காந்துருக்காரு அவர்கிட்ட அந்த சத்தஸ்கோப் டாக்டர் மாதிரியே தெரிஞ்சு பின்னாடி வேறு பாக்ஸு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டாங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் இதுவும் ஒரு காரணம் இந்த ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குன்னு வச்சுக்க பசுங்கரை அதாவது வேட்டாவளம் ரூட்டில் இருக்குது ரூட்டில் கோல்நூறாண்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் இருக்குது தயவு செஞ்சு இந்த டாக்டரை மாற்றிருங்க நானும் பல நான் இது ஒரு வாட்டி மட்டும் இல்லை நிறைய போய் பார்த்துட்டேன் அதாவது கடிச்சிச்சா கடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் வச்சுக்க அது கடி என்ன கடிச்சிருச்சின்னு பார்க்க மாட்டாங்க அந்த இடத்துல அந்த பல்லு எப்படி இருக்குன்னு பார்க்க மாட்டாங்க ஏதோ கடிச்சிருச்சு ஓ டிடி இன்ஜெக்ஷன் போட்டு விட்டுருவோம் அப்படின்னு மட்டும்தான் பேசுகிறாங்க ஓகேங்களா தயவு செஞ்சு இந்தமாரி ஆள்லாம் விட விடாதீங்க மாற்றுங்க கையெடுத்து கேட்டுக்கிறேன் யாருக்கு தெரியுமா கவர்மெண்ட்டுக்கு தயவு செஞ்சு மாற்றுங்க இல்லை நீங்களே ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து பாருங்கள் அவரோட லட்சணம் உங்களுக்கே தெரியும் ஓகேங்களா